உங்களை எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு கட்டினா உங்களை மாதிரி ஒரு குடும்ப பொம்பளை தான் கட்டணும்னு இருக்கேன் காத்திருப்பேன் லூசி உனக்காக இந்த கடைசி நாள் வரைக்கும் கொஞ்சம் கெத்தியா வாங்க அம்மா இல்லாட்டி நாங்க செத்து போயிடும் போல இருக்கு கொலகாரி கொலகாரி கொலகாரி கொலகாரி நான் கொலகாரியா கொலகாரி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த சமூகம் வன்மத்தோட சுத்தி இருக்கிற இந்த சுற்றம் இது எல்லாம் தான் கொல களம் என்பதுக்கெல்லாம் ஒரு குடும்பம் இருந்திருக்கு ஆனா எனக்கு எந்த இருந்துச்சு தெரியுமா